ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயோ திரும்பிச்சே என்னடா இது ஆரம்பத்திலேயே அறக்குறவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் சரி இந்த மேட்ச்சில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் கோட் ரேங்க் மேட்ச் தான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஓடுது ஓகேவா ஸோ யூஸ் ஸ்பீக்கர்னு எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அங்கே ஒரு இனிமே காப்பாற்ற நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்னடா இருந்துட்டு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிட்டு டே வெளியே போடா ஐயோ ஒரு கிட்ட இருறா இருறா இருறா இருறா அட்ரா அட்ரா அட்ரா ஐயோ ஐயோ ஐயோ கடவுளே என்னடா இது அடி வாங்கிட்டு மாடிட்டு போமா டே டே டே என்னடா இது அடி வாங்குடா டே என்னடா இது ஐயோ மூணு பேர் தான் இருக்காங்க ஐயோ எனக்கு கிண்ணு கிடைக்குமான்னு தெரியல டே டே டே ஐயோ கடவுளை கடவுளை கடவுளை டே டே டே டே டே ஐயோயோ சொல்லி முடிச்சோம்ப்பா சொல்லி முடிச்சோம் ஒரு வழியா இன்னும் ஐயோ இது ஒரு கிலோ தாட்டா இருக்குது ஐயோ அதை தரமாட்டானுங்களே மெடிக்கிட்டு வேறு லேச்சு ரைட்டு மெடிக்கிட்டு சுத்தம் வந்த பிறகு அதுக்குள்ளே விட்டு அடிச்சுட்டாங்க என்னடா இது எனக்கு தராபியே இருக்கீங்களடா கில்லு தராபிலே இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டோம் டே இந்த பேஜ்லேயாவது வேறு லெவலில் கில் அடி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பேர் ஃபுல் எடுத்துட்டு வேறு இற இற இற ஐயோ அப்படி ஓடலையே கடவுளே ஏடா இது ஐயோ அப்படி சொல்லிட்டு ஓடி கொண்டே டே டே இருக்காங்க பாருங்க ஐயோ ஒருத்தன் சோழி முடிச்சு விட்டாங்களே என்ன என்னடா இது அழிச்சு வந்து குடிக்க முடியும் அடி போடு போடு போடு புட்டு அப்படா அடிச்சாச்சு இன்னும் மூணு பேருக்கு அடி அடி அப்போ ஒரு அவன் இருந்து ஒரு சிக்கல் அடிச்சு விட்டாச்சு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க சரி ரைட் என்னடா நடந்திருக்கு அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருத்தன் நாக் பண்ணி வச்சிருக்காங்க டேய் என்னடா இது இப்போ இவனை வேறு ரிவே பண்ணுமே இது கத்துறான காட்டுக்கு சரி இருந்தா வாரேன் மெடிக்கிட்ட போட்டு வாரேன் அப்படி சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டேன் சரி ரைட்டு ஏன்டா அது வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே காய்ச்சல் காய்ச்சி சரி என்ன செய்யறது அதுக்காண்டி வீடியோ போடல இன்றைக்கி வீடியோ போடாமல் இருந்தால் இருக்கான்னு வைங்களேன் யூடியூப்காரன் இருக்கானே ப்ரொமோட்டே பண்ண மாட்டான் நம்ம சேனலில் அழுத்து அழுத்து அழுத்திட்டே இருக்கும் சரி ரைட் என்ன செய்யுது வேறு என்ன செய்ய அப்புறம் வீடியோ போடாமல் இருந்தாலும் வைங்களேன் சோழியை முடிச்சு போடுவோம் சேனலில் நம்மளும் ஒரு இவ்வளோ நாள் போட்ட இதுக்கு வீணாக போயிடும் அப்படி சொல்லிட்டு இனிமேல் தரமாக வீடியோ வந்துட்டு இருக்கும் கைஸ் ஒரு நாள் கூட விடாமல் வந்துட்டே இருக்கும் ஸோ சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா இது பேர் பண்ணி கிடச்சிட்டு என்னடா ரெண்டு லாக்கேஜ் கேட்டால் கிடச்சிருக்கு இது வச்சு என்ன பண்ண டே டே அடி வைக்கிறா ஹெச்பி வரலாம் பெண்ணிட்டு அப்பாடா அது இப்படி ஜஸ்ட்டு தப்பிச்சாச்சு விக்டரி அடிச்சாச்சு கேஸ் சரி ரைட்டு மூணாவது ரவுண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பேரஃபெல் எஃபெக்ட் எடுத்துட்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கடா எங்கடா எங்கடா எனிமி இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டேன் ஐயோ சோலையை முடிச்சிட்டிங்களாடா டே பாவி அதுக்கப்புறம் என்னடா டீம்மேட்டில் ஆடுறத காமிக்கல அப்படி நம்ம ஆடுறது மட்டும் தான் காமிக்கணும் டீம்மேட்லாம் எல்லாம் ஆடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆடுறது மட்டும் காமிப்போம் அதுங்க வந்து முகையை போட்டு அடி வாங்கிடுவானுங்க சரி ரைட்டு பார்ப்போம் அதை பார்த்துட்டு காமிக்க பார்த்தீங்களோ ரெண்டு ரவுண்டுக்கு அவங்க ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த போன ரவுண்டு அவங்க தான் ஜெயிச்சாங்க சரி ரைட்டாக அதான் காமிக்கலையாடா இருக்கலாம் அப்பா வேற ரெண்டு செய்யுது அப்படி சொல்லிட்டு டப் ஜாக்கெட் எடுத்துட்டு வேற லெவலில் நாலாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு எடுத்து வேற லெவலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கிட்ட இனிமே அங்கே ஐயோ இந்த கணேஷ் லாங்கில் அடிக்க முடியாதா என்னடா இது டேய் எங்கடா இருக்க டே டே டே இற இற இற ஐயோ சிக்க முடியாடா சிக்க முடியாடா இப்போ என்ன செய்யுது ஐயோ இல்லை லாங் ரேஞ்ச் கன் வேறு இல்லையே லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க வேண்டியது ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை வச்சு லாங் ரேஞ்சில் அடிக்க வேண்டியது இதே பாப்பா போச்சு நம்மளுக்கு சரி பார்ப்போம் டேய் மாட்டுங்களா டேய் எங்கடா இருக்கீங்க அட பாவிகளா அட பாவிகளா சரி right MP five MP five நம்பருங்களே டபுள் டக்கு அடியை போட்டு போட்டு போட்டு அடி போட்டு அவளை அடிச்சு சோறு நாக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஐயோ ஐயோ ஐயோ இற இற இற இற மெடிக்கிட்டு வரலடா டேய் ஐயோ என்னடா பண்ணுறது திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ வேறு பண்ணும் போலையே ஐயோ ரிவே பண்ணுங்க பாருங்களா இது இவனை கில்லடிச்சு ரோஜா ரைட் அடுத்து அஞ்சு அடிச்சாச்சு இந்த ரெண்டு பேரும் டே அந்த மேலே அந்த அடிக்க அனுப்புறேன் டே டே டே ஏன்டா இந்த மாதிரிலாம் படுத்துறீங்க படுத்தாதீங்கடா டே இந்த கடை வந்து டெப்பரா லாக்ரேஜில் அடிப்பேன் இந்த பிஸ்டலை கொண்டு ஒன்று அடிக்க முடியாது வெடிக்கிட்ட போடுவோம் நம்மகிட்ட வர வெடிக்கிட்டல சரி பார்ப்போம் அடுத்த தேச்சு இன்னும் ஈரப்படுற போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க டெங்கிட்ட ஒரு நாக்கு டே டே ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கான் ஐயோ சரி ரைட்டு ஏவிச்சு கண்ணு எடுத்துட்டு அழுத்து அழுத்து அழுத்து ரெண்டு பேர் தான் இருக்கான் அழுத்து போட்டு போடு போடு அடே ஸ்கைலர்லாம் போட்டு விட்றாங்க போட்டு அவனை கவனிக்கும் போது ரொம்ப ஓசியில் அடிச்சோம் அழுத்து அழுத்து போடு அழுத்து ஐயோ என்னையை கவனிக்காதடா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அந்த மேலே இருக்கு பூஸ்டா முளைய டே டே எங்கடா போனேன் டே எங்கடா போனேன் அட கடவுளே நான் கழிச்சு விட்டான்டா சின்ன பையன் நான் கழிச்சு விட்டான் சரி ரைட்டு டப்ஸ்டர் எடுத்துட்டு ஓடுவோம் என்னடா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பயமாக இருக்குது அப்பா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேய் வந்து ஐயோ அவளா போட்டு விட்றாடா பயம்புறுத்தாதடா டே டேய் டேய் கிட்டதுலேருந்து அடி வாங்கிட்டு போடா டேய் டேய் பயம்புறுத்திடாதடா டேய் ஐயோ பாவுண்டா என் பாவுண்டா டேய் ஏன்டா இந்த மாதிரி ஐயோ ஜோலியாக முடிச்சு விட்டாங்களே நாலு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சு விட்டாங்க சரி ரைட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எம்பி ஃபைவ் எடுத்துட்டு உட்பக்கர் எடுத்துட்டு அடிக்கேஜ் போடும் வேற லெவலுக்கு அடிக்கேஜ் முடிச்சோம் வேற லெவலுக்கு ஹிட் அடிச்சோம் நான் தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி ரைட்டு பார்ப்போம் எங்கடா இருக்கான் எனிமி இன்னும் மூணு பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த அடுத்த இல்லை அவன் கஷ்டப்பட்டு கிட்டத்துல இருந்து நம்ம லாங்கில் இருந்து இழுத்து விட்டோம் இதுதான் பிளாக் பிளாக் ஸ்டார் ஆஃப் திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க டேட் டேட் எங்க பாருங்க எடிட்டிங் தெரியாதவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மறுபடியும் மறுபடியும் ஓடுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அடி அடி ஐயோ ஓசிக்கு இதுதான் தன்னுடைய தட்டை சுடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அங்கே அவனுக்கு ஓசிக்கு அடிச்சா இங்கே வந்து ஏன் ஓசிக்கு அடிச்சு விட்டான் என்னடா இது அப்படிங்கிற தான் இருக்கு சரி இன்னொருத்த மட்டும் இருக்கான் டேய் மேலே இருக்கானா இங்கே இருக்கான்னு தெரியலையே ரொம்ப பதட்டமாக இருக்குதே டேய் எனக்கு கிள்ளு தாங்கடா டேய் டேய் டேய் எங்கடா இருக்கேன் மேலே தான் இருக்கியாடா டேய் மேலே இருக்கியா இல்லை கீழே இருக்கியா மேலே இருக்கியா இல்லை கீழே இருக்கியா மேலே இருக்கியா இல்லை கீழே இருக்கியா ஐயோ ரொம்ப பதட்டமாக இருக்குதே மேலேயே போகும் ரைட்டு எதிர்க்கு அது அந்த ஒரு தள்ளுற மாதிரி தள்ளுறாம இருக்கேன் அந்த நான் கடிச்சு போறாங்கடா டே டே எனக்கு தாங்கடா கில்லுங்க எனக்கு கில் அடிக்கலடா அதிகமாக கில் அடிக்கலடா எனக்கு தாங்கடா கிள்ளி டே ஒரு பத்து கில்லாவது அடிக்கணும்டா என்னடா இது அடிச்சு விட்டான்டா அடிச்சு விட்டான் என்னடா நாசப்படுத்திட்டீங்களாடா நாசப்படுத்திட்டீங்க கிள்ள நான் ஜெயிச்சு பார்ப்போம் இன்னும் அடுத்த ரவுண்டு வந்து கேஸ் இந்த ஒரு ரவுண்டு பிடிச்சி சொன்னால் வேற லெவலில் ஜெயிச்சு விடலாம் என்று சொல்லிட்டு உட்பக்கர் எடுத்துட்டு வேற லெவலில் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும் அடிவாக்கடா ரெண்டு யாரா என்னை பிளிச்சுடா பிளிச்சு பிளிச்சு ஐயோ பிளிச்சு அடி வாங்குடா ஏன்டா அடி வாங்குடா ஐயோ இவங்க வெறித்தனமாக போய் அடிச்சு விடுவாங்க ஒருத்தன் நானு சரி ரைட்டு நம்ம ஓடுவோம் டே டே டே அடி வாங்குடா ஐயோ சோழியை பிடிச்சி விட்டாங்களே சோழி ஐயோ அடிச்சு விட்டா பாப்பல இவனை எப்படியாவது அடிச்சு விட்றான் அப்புறம் வேற பேச்சு ஜெயிக்க முடியும் அடிச்சு விட்றா டே டே அடிச்சு விடுங்கடா ஐயோ இவன் யாரா நூசு பையன் சரி அவனை பார்ப்போம் டே அறா அறா அறா அடி போட்டு போடு இல்லை ஒருத்த போட்டு அந்த போட்டு உயிர் கொடுத்து வந்து அப்புறம் வேகமா போ வேகமா போய் அடி ஐயோ அடிச்சுட்டா